எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீம் சரி இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அந்த சாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ தான் பண்ண போகிறோம் அது யாருடையது அப்படின்னா ரூபன்ஸ் இவங்க மெயினாக எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா செலிப்ரேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் பேனலில் வியூ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸு அண்ட் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் என்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாங்க இவங்களுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா kundan American stones temple designs oxidised silver luxury collections boho style collections எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து வெட்டிங் செரிமனிஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க especially sangeet mehndi jewellery engagement even bride maid collections கூட அவைலபிளாக இருக்குது இவங்ககிட்ட அண்ட் லக்ஸரி கலெக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு eighteen carat twenty two carat twenty four carat gold பிளேட்டிங்கில் கூட அவைலபிளாக இருக்குங்க அண்ட் செப்பரேட் மெகந்தி ஃபங்க்ஷன்ஸ்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ளோரல் ஜுவல் செட் கூட அவைலபிளாக இருக்குங்க டெக்கரேட்டிவ் ஹேர் அசசரிஸ் பேக்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஓரியன்டாக உங்களுக்கு உங்களுக்கு ஜுவல்ஸ் வேணும் அது இமீடியட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களுடைய ப்ராடக்ட்டை நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நம்ம சாரீஸுடைய அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு சாரீ வந்து நைன் செவன் ஃபோர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே நீம் சரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரி தாங்க நீம் சரி அப்படிங்கிறது யூஸ்வலாக கோல்டு காப்பர் சில்வர் இந்த மூணு டெஸ்ட் சரி தான் இருக்கும் அதை தவிர நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து மேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சில்வரோ அல்லது கோல்டு கூடையோ கலர் த்ரெட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை தான் நம்ம வந்து நீம் சரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சாரீலாம் பார்த்துட்டிங்கன்னா பாடியில் வரக்கூடிய புட்டா பாருங்களேன் உங்களுக்கு வந்து யூஸ்வலான கலர் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலரில் கிடைக்கும் அண்டு ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் மைல்டாகவும் இருக்குங்க ஸோ நிறைய பேரும் ஆசைப்படுறது என்னென்னா யூஸ்வலாக சில்வர் கோல்டில் பளிச்சுன்னு இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக தாங்க இந்த நீம் சரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரியே இப்போ நீங்கள் பார்க்குறது first sari body of sari வந்து மேங்கோ எல்லோ கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா grey and light beige mix ஆகிருக்குங்க டபுள் ஷேடில் வருது sari number nine seven four next is nine seven five same பேட்டர்னில் நம்ம பார்க்குற செகண்ட் கலர் சாரீ பல்லுவன் blouse green parrot green body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா beige and very very light biscuit colour என்ன இருக்குமோ அந்த மாதிரி வருங்க sari number nine seven five borderless sari தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம வந்து பியூர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் இது பியூரா இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஜரியை பொறுத்த வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்டட் ஜரி தாங்க ஹாஃபைன் ஜரி தான் சில்க்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்கு சாரியுடைய offer price six thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடோட நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்கடு ஃபார் யூங்கிற ரிப்ளைவும் கொடுத்துருவோங்க sari number nine seven six body of sari parrot green பலூன் ப்ளவுஸ் க்ரே கலர் இந்த க்ரே கலரோட லைட்டாக பெய்ஜ் கலர் மிக்ஸ் ஆகிருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இந்த சாரியுடைய நம்பர் அண்ட் கலர் எல்லாமே சொல்லிடுறேங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பேரட் க்ரீன் கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லோ மிக்சிங்கில் மாதிரி தெரியும் பாடி ஆஃப் சாரி வந்து உங்களுக்கு டார்க் பிங்க் கலரில் இருக்கும் சாரியுடைய number nine double seven next nine seven eight சாரியோடைய நம்பர் நைன் செவன் எயிட் பலுவன் ப்ளவுஸ் கிரே ஸோ இந்த கிரே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சிங்கில் இருக்குங்க பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெடு விசிபிள் ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த பல்லு போர்ஷன் காமிச்சிட்ருக்கோம் ஸோ இதில் பாருங்களேன் இது வந்து பிளாக் கலர் த்ரெடு தெரியுது ஏன் இது தெரியுது அப்படின்னா நமக்கு லைட் கலரோட ஏன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலரோட பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த டார்க் கலருங்கிறது தெரியும் ஸோ டாப் அண்ட் பாட்டமில் ஹூக்ஸ் மார்க்ஸ்லேயும் உங்களுக்கு பிளாக் கலர் தெரியும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க பிளாக் கலரோட டார்க் கலர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிளாக் கலர் உங்களுக்கு அந்தளவுக்கு விசிபிள் ஆகாது லைட் கலரோடு மிக்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக தெரியும் இப்போ இந்த சேரீயில் உங்களுக்கு பாடியிலையுமே பிளாக் கலர் மிக்சிங் வருது ஸோ சேரீயில் சில இடங்களில் உங்களுக்கு பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகும் next sari number nine seven nine இந்த சாரியில் பல்லுவன் ப்ளவுஸ் அதே grey colour black and white combination body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா வைலட்டும் அண்டு இங்க் ப்ளூவும் என்ன இருக்குன்னா மிக்ஸ் ஆன கலரில் இருக்கும் ஒரு டபுள் டோனாக தெரியும் ஒரு சைடு பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இல்லை வைலட் ஷேடில் தெரியும் இன்னொரு சைடு பார்க்கும்போது உங்களுக்கு டார்க் இங்க் ப்ளூ ஷேடு தெரியும் எல்லாமே நீம்சரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க ஸோ கோல்டு சில்வர் காப்பர்னு யூஸ்வலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து இது ட்ரை பண்ணலாம் அண்ட் நம்மக்கிட்ட நீங்கள் சாரீஸ் பியூர் சில்க் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வீட்லேயே ஈஸியாக சிம் சிம்பிளாக செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அது பியூராக இல்லையான்னு ஈவன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த யூடியூப் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்து செக்கிங் வீடியோ வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் sari number nine eight zero பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ஜ் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பர்பிள்லேயே கொஞ்சம் டார்க் பர்பிள் மாதிரி இருக்குங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கம்பல்சரி டேமேஜோட எந்த ஒரு சாரியுமே உங்களுக்கு வரவே வராதுங்க ஏன்னா ஒவ்வொரு சாரியுமே நம்ம லேயர் பை லேயராக செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் கம்பல்சரி வந்து எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு உங்களுக்கு வரவே வராது ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சப்போஸ் சாரி மாறி வர்றதுக்கு வேணால் சான்சஸ் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே சாரியும் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதே வீடியோலேயே காட்டணுங்க செப்பரேட் வீடியோவாக இருக்கக்கூடாது சாரி நம்பர் இது வந்து பாடி ஆஃப் சாரி வந்து மெஜந்தா கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது வந்து எலிஃபெண்ட் அதாவது டார்க் கிரே அப்படிங்கும்போது அந்த எலிஃபெண்ட் கலர் uh, அந்த மாதிரி வந்துடுதுங்க sari number nine eight one next sari nine eight two பல்லுவன் blouse beige body of sari violet colour எல்லா சரியிலுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக வருங்க அண்டு வந்து இது பியூர் சில்க்குங்க ஸோ பியூர் சில்க்குக்கு ஏற்ற டெக்ஸ்டரோடு இருக்கும் பாலிஸ்டரோடு நீங்கள் கம்பேரே பண்ண வேண்டாங்க பாலிஸ்டருங்கிறது வேறு பியூர் சில்க்குங்கிறது வேறு அண்ட் இது வந்து த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் நம்ம மேக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வரும் சாரீ தின்னதாக இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீ அண்ட் இந்த சாரீஸ் எல்லாம் பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க sari number nine eight three body of sari red கலர்லேயும் பழுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா எலிஃபென்ட் கலரில் அதாவது டார்க் கிரே கலரில் இருக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க sari number nine eight four body of sari violet கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டீல் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது சாரி கோடு கண்டிப்பாக அனுப்புங்க ஏன்னா அப்போ தான் அவைலபிலிட்டி செக் பண்ணி அது அவைலபிளாக இல்லையா சோல்டா அப்படிங்கிறத உங்களுக்கு இமீடியட்டாக நம்மளால் சொல்ல முடியும் பிக்சர் அனுப்பி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஐடென்டிஃபைவே பண்ண முடியாதுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லேருந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மேபி ஃபியூ சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது இதே ஒன் மந்த் எகோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோவிலேருந்து சாரீஸ் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்காதுங்க sari number nine eight five body of sari peach கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பேரட் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க அண்ட் இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து செப்பரேட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நீம் சரியில் இப்போ இந்த சாரீஸ் ஷோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இப்போ இதே டிசைனில் பாடி கலர் இது பல்லு கலர் இது இதில் இருக்கா இல்லை வேறு டிசைனில் இருக்கா வேறு கலெக்ஷன்ஸில் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அந்த மாதிரி செப்பரேட் கலெக்ஷன்ஸாக வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ செப்பரேட்டாக இல்லைங்க நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே டெய்லி வந்து ரெண்டு அப்டேட்டு இதுக்கு முன்னாடி த்ரீ அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தோம் நியர்லி ஒரு ஃபிஃப்டி சாரீஸ் வந்து எவ்ரிடே போட்டுட்ருந்தோமா ஸோ அதனால் செப்பரேட் கலெக்ஷன்ஸாக நம்மளால் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து வைக்க முடியல ஏன்னா நம்ம வந்து ஹோல்சேலும் பண்ணுறோம் அண்ட் டைரெக்டாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ரீட்டெயிலும் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அப்டேட் போட்டுட்ருக்கோம் யூடியூப்லேயும் அப்டேட் அப்டேட் போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சாரீஸ் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால செப்பரேட் கலெக்ஷன்ஸாக வந்து நம்மளால் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து வைக்க முடியறது இல்லைங்க பட் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக அதையும் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் இப்போதைக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய அப்டேட்டில் இருக்கக்கூடியது தாங்க பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன் டைமில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் body of sari pink colour பலூன் blouse royal blue sari number nine eight six so கூடிய சீக்கிரமே கலெக்ஷன்ஸ் uh, தனியாக கேட்குறவங்களுக்காகவே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோங்க அதாவது செப்பரேட்டாக யாராவது ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள ஃபுல்லாகவே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கேட்குறவங்களுக்காகவே காட்டுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறோம் ஸோ நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அப்டேட் போடுறோம் இல்லைங்களா ஸோ அதில் வரக்கூடியதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் இந்த அப்டேட் வர்றது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியேவும் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் என்ன சேரீ வரப்போகுது என்ன டைமுக்கு வரப்போகுது என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுதுங்கிறத உங்களுக்கு பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த கலர் ஓகே இந்த ப்ரைஸ்க்கு இருக்குது இது எனக்கு ஓகே அப்போ நம்ம மெயின் வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு குரூப்பில் வரக்கூடிய ஃபோட்டோவும் பார்த்துட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெட்டர் ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் நீங்கள் அதை தாராளமாக புக் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து top and bottom sari border body of sari blue கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா லைட் வெரி லைட் பிஸ்கட் கலரில் இருக்குங்க next sari sari number nine double eight body of sari கொஞ்சம் டபுள் ஷேடில் வருதுங்க நைன் டபுள் எயிட் சாரி வந்து டபுள் ஷேடில் வருது பிங்க் கலர் கொஞ்சம் டார்க் பிங்க்கில் வரும் பலூன் ப்ளவுஸ் ராமர் கிரீன் கலரில் வருது டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் வருதுங்க இந்த சாரீலையும் நீம் சரி அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே அப்டேட்லேயே இந்த மாதிரி பார்டர் வர்றது பார்டர் இல்லாதது ஈவன் சிங்கிள் கலர் சாரீ கூட நம்ம ஷோ பண்ணுறோம் அண்ட் இன்னுமே பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வந்து இப்போ யூடியூப்பில் பார்க்கக்கூடிய சாரீஸ் பிக்சரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் நேரில் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லா சாரியுமே அவைலபிள் இருக்காதுங்க இப்போ நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கும் போதே என்னாகும் அப்படின்னா புக்கிங் ஆகிட்ருக்கும் வாட்ஸ்அப்பில் புக்கிங் ஆகிட்ருக்கும் அப்படி புக் ஆகும்போது கண்டிப்பாக அந்த சாரீ வந்து நம்ம நேரில் வைக்கவும் முடியாது காட்டவும் முடியாதுங்க அண்ட் இது எல்லாமே யூனிக் சாரீஸ் மேடு கைத்தறியில் நெசவு பண்ணுறது இப்போ இந்த சரியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு நாளில் நெசவு பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து டூ டேஸ் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் வந்து த்ரீ டேஸ் எடுத்துக்குவாங்க ஸோ அது நெசவு பண்ணுறவங்கள பொறுத்து அவங்களுடைய சுச்சுவேஷன் என்னவோ அதை பொறுத்து என்னாகும் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் டைமுங்கிறது இருக்குங்க ஸோ அட்லீஸ்ட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நெசவு பண்ணாலுமே ஒரு சாரி தான் என்ன பண்ண முடியும்னா நெசவு பண்ணி முடிக்க முடியும் அப்படி கூடிய பட்சத்தில் நம்ம ஒரே கலரில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிறைய சாரீஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுங்க பாடி ஆஃப் சாரி பாட்டில் க்ரீன்லேயும் பலூன் ப்ளவுஸ் இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜ்லேயே லைட் பெய்ஜாக இருக்குங்க sari number nine eight nine next nine nine zero double nine zero so அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏன்னா இதெல்லாமே யூனிக் சாரீஸ் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு ஒரு பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு மற்ற மெஷினில் பண்ணுற மாதிரி சைஸாக இருக்குது அப்படின்னா வேணால் பண்ண முடியுங்க ஆனால் இந்த கைத்தறியில் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரே கலரில் ஒரே டிசைனில் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெரைட்டிஸ் கொண்டு வர முடியாது கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியாது அதனால் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க colour blue colour copper sulphate blue nine ninety sari number double nine one இது வந்து க்ரீன் ஸோ இந்த க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா அல்கே க்ரீனில் கொஞ்சம் நல்லா டார்க்கு அல்கே க்ரீனாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அதனால் நல்லா டார்க்காக இருக்குது இது சிங்கிள் கலர் சாரீ இப்போ லாஸ்ட்டாக பார்த்த ரெண்டு சாரியுமே உங்களுக்கு வந்து சிங்கிள் கலர் சாரீ சாரியோடைய லென்த்து வந்து ப்ளவுஸ் பாடி ஆஃப் சாரீ பல்லு டசில்ஸ் ஈவன் டசில்ஸையும் சேர்த்து வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ்குள்ளே இருக்குங்க ப்ளவுஸுடைய லென்த்துன்னு பார்த்துட்டிங்கன்னா செவன்ட்டி சென்டிமீட்டருக்கு எபவ் தான் இருக்கும் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கிது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கிது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வர்ணாங்கிற நேம் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்